லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும் அதுக்காக வெறித்தனமா ஓடணும் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது பயனை எதிர்பார்க்காத உதவி தான் ரொம்ப பெரியது அதுதான் அந்த குரலோட விளக்கம் அப்படி பார்த்தோம்னா அந்த உலகத்தில் பயனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறது ஒரே ஒரு ஜீவன் தான் அவங்க தான் அம்மா இதுவும் மிகையல்ல மற்ற விளக்க உரைகளையும் பாருங்கள் மூவா அவர்கள் கொடுத்துருக்காங்க சாலமன் பாப்பையா அவர்கள் கொடுத்துருக்காங்க சிவயோகி சிவகுமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதை விட நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு பா ரொம்ப எளிமையாகவும் புதுமையாகவும் இருக்கும் அந்த பதிவு கிடச்சா நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி